ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டஃப்டு பராத்தா பண்ண போகிறோங்க இதை வந்து ஸ்பைஸியாக ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்டஃப் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது இதுக்கு வந்து நான் சக்கரவள்ளி கிழங்கு ஒரு கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் நான் இதுதான் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு வந்து நான் ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம யூஷுவலாக சப்பாத்தி எப்படி பசையோமோ அப்படி வந்து நம்ம பசைஞ்சுக்கலாம் இதில் கொஞ்சம் நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம் இதுக்கு நான் வேறு எதுவுமே போடல ஜஸ்ட்டு சப்பாத்திக்கு நம்ம பிசைகிற மாதிரி தான் இப்போ நல்லா வந்து சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக பசைஞ்சாச்சு இப்போ இதை வந்து தனியாக வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இப்போ சக்கரவள்ளி கிழங்க வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மேஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதற்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இது ஸ்பைஸியாக இருக்கணும் அதனால் வந்து நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன் இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது இதை வந்து நல்லா வந்து நம்ம ஒரு டோ மாதிரி வந்து சப்பாத்தி மாவு மாதிரி வந்து நம்ம நல்லா பிரசஞ்சிக்கலாம் இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு இதில் வந்து நான் சின்ன சின்ன உருண்டையாக வந்து நம்ம செஞ்சுக்கலாம் அது சப்பாத்தி உள்ளே வைக்கிற மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக வந்து செஞ்சிட்டோன்னா அது நமக்கு ஈஸி இப்போ நம்ம வந்து இதை உருண்டையாக பண்ணிட்டோம் இப்போ சப்பாத்தி பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து சப்பாத்தி நம்ம திரட்டியாச்சு இதை வந்து நம்ம இப்போ வந்து தவாவில் போட்டு எடுத்துடலாம் இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் இந்த பக்கம் நல்லா வேகட்டும் இப்போ மேலே வந்து இப்படி புள்ளியாக வரும்போது நம்ம திருப்பி போடணும் அப்போ கீழே வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இதுக்கு மேலே வெண்ணெய் இல்லை நெய் ஆயில் எதுனா போட்டுக்கலாம் பின்னாடியும் போட்டுக்கோங்க போட்டுட்டு வேக வச்சு எடுத்துருங்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சப்பாத்தி கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அந்த நம்ம சக்கரவள்ளி கிழங்கு எப்படி எவ்வளோ ஸ்வீட்னஸ் இருக்கோ அந்த ஸ்வீட்னஸ் கொஞ்சம் இருக்கும் நம்ம ஸ்பைசஸ் நிறையா போட்டிருக்கோம் அதனால் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக நல்லா சூப்பராக இருக்கும் எந்த சைட் டிஷ் வச்சும் வந்து இது சாப்பிடலாம் நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி இப்போ எடுத்துடலாம் இதை இப்படி எல்லா சப்பாத்தியும் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டஃப்டு பராத்தா ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா ஸ்பைஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முதல் முறை எங்கள் வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்